வடிவத்தை மாற்றும் ஸ்ட்ராக்கள் ஹாய் குட்டீஸ் ஸ்ட்ராவை பயன்படுத்தி நிறைய பொருட்கள் செய்து விளையாடிருப்பீங்க இப்போவும் ஸ்ட்ராவை வைத்து வடிவத்தை மாற்றும் ஒரு விளையாட்டு பொருளை செய்யலாமா வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் நான்கு வளையக்கூடிய ஸ்ட்ராக்கள் இரண்டு பல் குத்தும் குச்சிகள் பல் குத்தும் குச்சியை எடுத்து ஸ்ட்ராவின் இரு முனைகளிலும் துளையிட்டுக்கணும் இப்ப ஸ்ட்ராவின் சுருங்கி விரியும் பகுதியை மாறி மாறி வச்சுக்கலாம் அப்புறம் வண்ண ஸ்ட்ராக்களை மாறி மாறி வச்சுக்கலாம் பல்குத்தும் குச்சியில ஸ்ட்ராக்களை இந்த மாதிரி செருகிக்கணும் இதே போல ஸ்ட்ராக்களின் மற்றொரு பகுதியிலையும் பல்குத்தும் குச்சியை செருகிக்கலாம் இப்போ ஒரு குச்சியை பிடிச்சிட்டு அதன் அருகில் உள்ள ப்ளூ ஸ்ட்ராவின் சுருங்கி விரியும் பகுதியை நல்லா வளைச்சு விட்டுக்கணும் இதே போல மற்றொரு பக்கத்தில் உள்ள சிவப்பு நிற பகுதியிலும் மடக்கி விடணும் அவ்வளவுதான் நம்ம ஸ்ட்ரா ரெடி இந்த குச்சிகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஸ்ட்ராக்களை இழுக்கும் போதும் தள்ளும் போதும் ஸ்ட்ராவின் வடிவங்கள் மாறி மாறி வருது பாருங்க சூப்பரா இருக்கா இது செய்யறது ரொம்ப ஈஸி தானே அப்புறம் என்ன நீங்களும் செய்து ஜாலியா விளையாடுங்க பை குட்டீஸ் இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ள முடியும்